நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது நண்பர் லோகநாதன் அவர் இயற்றிய பாடலுக்கு ஒரு டியூன் பொங்கிட மகிழ்ச்சியாகும் நேரம் வந்தாச்சு இங்கு அன்பெனும் நதியில் மூழ்கியாட வேலை வந்தாச்சு என்னை போல உன்னை காண பாசம் உண்டாச்சு ஏ வாடா தோடா வாடா உன் வாசல் தாண்டி வெணும் நதியில் மூழ்கியாட வேலை வந்தாச்சு என்னை போல உன்னை காண பாசம் உண்டாச்சு வாடா தோழாவா